மறுபடியும் தேவன் கட்டுவார் திரும்ப தேவன் கட்டுவார் எத்தனை முறை இடிக்கப்பட்டாலும் அதை திரும்பவும் தேவன் கட்டுவார் எப்பொழுது நீங்க நான் பாட்டுக்கு இப்படித்தான் இருப்பேன் என் ஆண்டவர் கட்டணும்னா கட்ட மாட்டார் செய்வதற்கு வேதம் ரொம்ப ஆழமாய் ஒரு காரணத்தை காட்டுது மனம் திரும்ப வேண்டும் தீர்க்கதரிசி முப்பத்தி ஒன்று நான்காம் வசனம் இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் இந்த வசனத்திலே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் இந்த குறிப்பிட்ட வாக்கியத்தை இந்த வருஷத்திற்கான வாக்குதத்தமாய் தேவன் நமக்கு முன் வைத்து இந்த ஆண்டு கட்டுவிக்கும் ஆண்டாக நமக்கு தேவன் தந்திருக்கிறார் கட்டுதல் என்கிற வார்த்தை வேதாகமத்திலே அநேக காரியங்களை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது அதிலே மூன்று காரியங்களை அறிமுக செய்தியில் நான் சொன்னேன் எழுத்தின்படி ஒரு வீட்டை ஒரு சபையை ஒரு ஸ்தாபனத்தை ஒரு அமைப்பாக கட்டடமாக கட்டி ஏற்படுத்துதல் என்று சொன்னேன் இரண்டாவதாக கட்டுதல் என்பது நமக்கு வேண்டிய உறவுகளை தந்து நமக்கு வேண்டிய ஒத்தாசைக்கான ஆட்களை தந்து உறவின் அடிப்படையிலே உறவுகளை கொடுத்து நமக்கு தரக்கூடிய வாழ்க்கையை வேதம் கட்டுதல் என்று சொல்லுகிறதாக உங்களுக்கு சொன்னேன் மூன்றாவதாக தேவ நமக்கு தந்திருக்கிற உரிமைகள் தேவ நமக்கு தந்திருக்கிற சுதந்திரம் அது ஆசாரித்துவமாக இருக்கலாம் அது ராஜரீகமாக இருக்கலாம் எந்த தரப்பில் தேவன் எதற்காக நம்மை ஏற்படுத்தினாரோ அது நமக்கு கொடுக்கப்படுகிற நமக்கு நமக்கு நமக்கு பின்வருகிற சந்ததிக்கும் அதை தந்து தேவன் அந்த அதிகாரத்தை அல்லது அந்த சுதந்திரத்தை கட்டுதல் என்கிற வார்த்தையோடு ஒப்பிட்டு உங்களுக்கு காண்பிக்க ஆவியானவர் உதவி செய்தார் இந்த மூன்று முக்கிய காரியங்களின்படியும் இந்த ஆண்டிலே கத்தர் நமக்கு எழுத்தின்படி தேவையான அமைப்பை வீட்டை ஸ்தாபனத்தை சபையை நமக்கு தேவன் கட்டி தருவார் ஒருவேளை ரெனோவேட் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் அதை தேவன் செய்வதற்கு உதவி செய்வார் அடுத்ததாக உங்களுக்கு தேவையான வாழ்க்கை துணைகள் உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு சில காரணங்களால் பகைந்து போன பிரிந்து போன இடறி போன விலகி போன அத்து கொண்டு போன உறவுகளை எல்லாம் தேவன் திரும்ப கொண்டு வந்து உங்கள் குடும்பத்தை உங்கள் வீட்டை தேவன் கட்டுவார் என்று உங்களுக்கு சொன்னேன் மூன்றாவதாக உங்களுக்கு தேவன் தந்த ஆவிக்குரிய சுதந்திரம் உங்களுக்கு தேவன் தந்த ஆவிக்குரிய உரிமைகளை பாதுகாக்கிற விதமாக என்றைக்கும் கொடுத்தவரே இருந்து அதை கட்டுவார் என்று உங்களுக்கு சொல்லி அனுப்பினேன் எனக்கம்பானவர்களே இந்த காரியத்தை எல்லாம் தேவன் இந்த தீர்க்கதரிசி சொன்னபடி முப்பத்தி ஒன்று எரேமியா முப்பத்தி ஒன்று நாளின்படி இந்த வருஷத்திலே அநேக விதங்களில் உங்களுக்குள்ளாக உங்கள் குடும்பங்களுக்குள்ளாக சபைக்குள்ளாக நமது தேசத்திற்குள்ளாக நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும் என்று கத்தர் அநேக விதங்களிலே நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை நம்ம ஒரு புதிய தரிசனத்திற்குள்ளாக்கி தேவன் நடத்தினார் இன்றைக்கு தேவன் எப்பொழுது அந்த கட்டும் வேலையை செய்கிறார் வீடாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் உரிமையாக இருக்கலாம் எதை கத்தர் நமக்கு கட்டுகிற விதமாய் இவைகளில் எதை தேவ நமக்கு கட்டுகிற விதமாய் எப்பொழுது அவர் அதை செய்ய ஆரம்பிக்கிறார் என்கிற அந்த கேள்வியோடு இன்றைக்கு ஒரு விஷயத்தை தேவன் காட்டுகிற வெளிச்சத்திலே கொஞ்சம் ஆழமாய் தியானிக்க போகிறோம் என்னோடு சேர்ந்து வேத புஸ்தத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஏவு புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை எடுத்த ஒருவர் வாசியுங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு தூரமாக்குவீர் கவனியுங்கள் இங்க ஆண்டவர் நமக்கு எப்போ அந்த வேலையை செய்யறதா வேதம் காட்டுது மறுபடியும் தேவன் கட்டுவார் திரும்ப தேவன் கட்டுவார் எத்தனை முறை இடிக்கப்பட்டாலும் அதை திரும்பவும் தேவன் கட்டுவார் எப்பொழுது அப்படிங்கிறதுக்கு ஒரு நிபந்தனையை ஒரு கட்டளையை இந்த வசனம் காட்டுகிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும் நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் எல்லாரும் சொல்லுங்க நான் எப்ப கட்டப்படுவேன் சர்வ வல்லவரிடத்தில் நான் மனம் திரும்பும் போது நான் கட்டப்படுவேன் சொல்லுங்க பார்க்கலாம் சர்வ வல்லவரிடத்தில் நான் மனம் திரும்பினால் அப்ப எனக்கும் தேவனுக்கு இடையில ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு குறைபாடு இருக்கு என்னை குறித்து தேவனுடைய தேவனுடைய விஷயத்திலே என்னை குறித்து சில குற்றச்சாட்டுகள் சில குறைபாடுகள் சில கலங்கமான காரியங்கள் சில கரையான காரியங்கள் இருக்கிறது அது என்னை விட்டு அகலப்படுகிற வரைக்கும் கத்தர் தமது வாக்கின்படி என்னை என் குடும்பத்தை என் சபையை என் ஊழியத்தை எனக்குரிய எதையும் கட்ட தேவன் துவங்குவது இல்லை அமே நீங்க நான் பாட்டுக்கு இப்படித்தான் இருப்பேன் என் ஆண்டவர் தான் கட்ட மாட்டார் உனக்கு வீட்டையும் கட்ட மாட்டார் உறவுகளை கொடுத்து கத்தர் கட்ட மாட்டார் உரிமையை கொடுத்தும் கத்தர் என்ன செய்ய மாட்டார் கட்ட மாட்டார் நீங்க பாட்டுக்கு இருந்துட்டே இருப்பீங்க எத்தனை வருஷங்கள் ஆனாலும் எத்தனை முறை நீங்கள் ஜபித்தாலும் அதற்காக நீங்க என்ன பிரயாசம் எடுத்தாலும் நீங்கள் கட்டப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை நீங்க மேலும் இடிக்கப்படலாம் மேலும் உடைக்கப்படலாம் மேலும் நீங்கள் சிதைக்கப்படலாம் மேலும் நீங்கள் சின்னாபின்னமான ஆகலாமே ஒழிய உருப்படும் விதமாக கட்டுகிற விதமாக தேவன் அந்த வேலையை நம்மிடத்தில் செய்ய மாட்டார் செய்வதற்கு வேதம் ரொம்ப ஆழமாய் ஒரு காரணத்தை காட்டுது மனம் திரும்ப வேண்டும் என்னங்க மனம் திரும்புதல் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு எளிமையான விளக்கம் என்ன உபாகம புஸ்தகம் முப்பதாம் அதிகாரத்திலே எட்டாம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் வேதம் நமக்கு மிக தெளிவாய் ரொம்ப எளிமையாய் அந்த மனம் திரும்புதலை குறித்து காட்டுது பாருங்க நீயோ மனம் திரும்பி கத்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின் படியும் செய்வாய் இப்போ ஒருத்தர் மனம் திரும்பிட்டாங்க அப்படிங்கறது நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும் மனம் திரும்பிட்டாங்க அப்படிங்கிறத நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் மனம் திரும்புதல் தேவனுக்கு நமக்கும் இருக்கிற தொடர்பு தேவனுக்கு நமக்கும் இருக்கிற நம்ம தேவனுக்கு நமக்கும் இடையே ஏற்படுத்துகிற ஒரு ஆழமான ஒரு பாலமாய் இருக்கிறது மனம் திரும்புதல் மனம் திரும்பின ஒரு மனுஷனை நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளின்படி செய்வார்கள் என்னங்க மனம் திரும்புறவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாரும் சொல்லுங்க மனம் திரும்புறவங்க தேவன் நீங்க தேவனத்தை தான் மனம் திரும்ப முடியும் வேற எங்கேயும் இல்லை தேவனுக்கு நமக்கு தான் பிரச்சனை தேவனிடத்தில் நம்ம மனம் திரும்பும் போது என்ன அங்க நடக்குதுன்னு கேட்டா இனி நாம் மனித சத்தத்தின்படி நடக்க மாட்டோம் இனி நமக்கு சொல்லுகிறவனுடைய பேச்சையெல்லாம் கேட்டு நம்ம நடக்க மாட்டோம் இனி நாம வந்து அறிஞ்சிருக்கிற தெரிஞ்சிருக்கிற எல்லாம் வாழ மாட்டோம் இந்த மனம் திரும்புறவங்க இனி என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தரின் சத்தத்தை கேட்பார்கள் என்னங்க கத்தரின் சத்தத்தை கேட்ப அடுத்தது அவர்கள் கற்பனைகளின்படி செய்வார்கள் அவர்கள் கற்பனைகளின்படி இவர்கள் இப்படி செய்வதற்கு என்ன தேவையாயிருக்கிறது ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறதை பாருங்கள் ஒன்று ராஜாக்கள் எட்டு நாற்பத்தி ஏழு அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து இதை அப்படியே ரெண்டு நாளாகவும் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்துல படிச்சீங்கன்னா உம்மை நோக்கி கெஞ்சி அப்படின்னு போட்டிருக்குது கெஞ்சறதுக்கு வேண்டதுக்கு என்ன இருக்குது வித்தியாசம் இருக்கு வேண்டுகிறதை விட கெஞ்சுதல் மிகுந்த பரிதாபத்திற்குள்ளே வருந்தி கேட்கிற ஒரு வார்த்தையை அங்கே வச்சிருக்குது தேவ சமூகத்துல வருகிறவர்கள் எப்படி நீங்க தேவனிடத்துல மனம் திரும்பி எப்படி தேவன் உங்களுக்கு இறங்கணும்னு நீங்க வேண்டுறீங்க நீங்க கெஞ்சறீங்கிறத ஒரு பக்கம் தேவன் என்ன செய்யறாருன்னா பார்க்கிறார் நம்ம இடத்துல கத்துறது என்ன செய்யறாரு சும்மா அப்படியே பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி எல்லாத்துக்குமே கமாண்ட் பண்ணிட்டு போறது அப்படியே இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் நடப்பதாக எல்லாத்துக்கும் அது உதவாது நீங்க போடுற கட்டளையெல்லாம் எல்லாத்துக்கும் என்னை ஆச்சரியப்படுத்துகிற ஒரு வேத பகுதி இருக்குது அப்படியே நீ வச்சுக்கிட்டு தானியல் புஸ்தகத்தை திருப்புக்க பார்க்கலாம் வேகமாக தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் தானியல் தீர்க்க தரிசி ஒன்பதாம் அதிகாரத்தை எடுத்து ஒன்பதாம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் அங்கே கவனித்து பார்க்கும்படியாய் நான் உங்களை கேட்கிறேன் அங்கே தானியல் ஜபிக்க ஆரம்பிக்கிற அந்த விஷயத்தை ஆவியானவர் ரொம்ப அழகா மூன்றாம் வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க நான் உபவாசம் பண்ணி உம் படிச்சுட்டு கத்தரை பாவ அறிக்கை செய்து உங்கள் அன்பு உங்கள் கற்பனைகளை உடன்படிக்கையும் இப்படின்னு சொல்லி அந்த ஜபத்தை கெஞ்சதலோடு ஆரம்பித்து பலவிதமான பிதாக்களுடைய பாவத்தை தம்மேல் ஏற்றி மன்றாடி அந்த ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல அவர் முடிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த ஜெபம் அப்படியே மறுபடியும் தொடர்ந்து அந்த அடுத்த அதிகாரத்திலே அவர் வேண்டி முடிக்கிறதை நம்ம அங்க பார்க்க முடியும் அங்கே தேவனிடத்துல எந்த அடிப்படையிலும் எந்த அடிப்படையிலும் அவர் அங்கே ஒரு ஆணவத்தையோ ஒரு மேட்டிமையான காரியத்தையோ அங்கே வார்த்தைகளில் கூட அவர் வைக்காமல் ஒரு ஒரு ஒரு பரிசுத்தவான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி தன்னை எவ்வளவாய் தாழ்த்தி கேட்கிறாருங்கிறத அங்க நம்ம பார்க்க முடியும் ஆமே நெகேமியா புஸ்தகத்தில் நீங்க முதலாம் அதிகாரத்தை எடுத்து படிச்சீங்கன்னா அங்கேயும் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் கெஞ்சி மன்றாடுகிறதை நாம் அங்கே வாசிக்க முடியும் எனக்கு அன்பானவர்களே இப்போ நம்ம படிச்ச வசனம் என்ன சொல்லுதுன்னா அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி உணர்வு அடைகிறதற்கு மன்னிக்கவும் மனம் திரும்புவதற்கு முன்னதாக நமக்கு என்ன நடக்கணும் தெரியுமா உணர்வு வரணும் நமக்கு என்ன வரணும் மனம் திரும்புறதுக்கு முன்னாடி உணர்வுனா என்ன உணர்வு என்பது என்ன ஒரு அறிவு உணர்வுங்கிறது என்ன சொல்லுங்க உணர்வு என்பது என்ன இப்போ உன்னை வந்து உணர்றீங்க நாட்டில் வச்சு பார்க்கும்போது அதனுடைய சுவையை நீங்கள் உணர்றீங்க அதை வந்து நம்ம எப்படி சொல்ல ஒரு அறிவு சுவையை உணர்வது ஒரு அறிவு குளிருது புழுக்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம உணர்றோம் இல்லையா அது என்ன அது ஒரு அறிவு அது ஒரு அறிவு நல்லா நீங்கள் புரிச்சுக்க அது ஒரு அறிவு அது இன்னொரு விதமாக சொன்னால் எப்படி சொல்கிறோம்னா உணர்வுங்கிறோம் அது எப்படி சொல்கிறோம் சரி நான் உங்களுக்கு இப்படி இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் பாருங்கள் இளையகுமாரன் தகப்பனை விட்டு சொத்துக்களை எல்லாம் வாங்கிட்டு என்ன செஞ்சான் தன் நண்பர்களோடு தூர தேசத்துக்கு போனான் அங்கே வேசிகளிடத்திலே இன்னும் பலவிதமான பொல்லாத காரியங்களிலே சொத்தையெல்லாம் அழித்து தீர்த்து எல்லாரும் அவனை விட்டுட்டு போயிட்டாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் தூர தேசத்துக்கு வேற போயிட்டான் ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டான் அங்கிருந்து இவன் மீண்டும் தாய் நாட்டுக்கு வரணும்னா இன்னும் கொஞ்ச நாள் வேலை செய்யணும் சம்பாத்தியம் பார்க்கணும் வருமானம் பார்க்கணும் இதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணா தான் அவன் திரும்பி வந்து சேர முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவன் வேலை தேடி அலைஞ்ச கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பன்றிக்கு போடுற தவறு கூட கிடைக்கல கண்டுபிடிக்கப்பட்டான் அவன் பன்றிக்கு போடுற தவிட்டால தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசையாக இருக்கிறான்ங்கிறத கண்டுபிடிக்கப்பட்டு அவன் வெளியே துரத்தப்பட்டான் அப்போ இளையகுமாரன் தகப்பனை நினைத்து பார்க்கிறான் என்ன நினைச்சான் எங்க அப்பா கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாம் நல்ல அவங்களுக்கெல்லாம் திருப்தியான சாப்பாடு இருக்குது எங்க அப்பா அவங்கள ரொம்ப கௌரவமா ட்ரீட் பண்றாரு இந்த இந்த பன்றி பண்ணினுடைய முதலாளி என்னை சீப்பா நடத்துற மாதிரி எங்க அப்பா யாரையும் நடத்துறது இல்லை அதனால நான் தப்பு பண்ணிட்டேன் எங்க அப்பா கிட்ட போய் நான் மன்னிக்க வேண்டும் மன்னி மன்னிப்பை வேண்ட போறேன் அவர் வந்து என்னை மகனா ஏற்றுக்கொள்ளணுங்கிறது இல்லை என்ன ஒரு வேலைக்காரனா ஏற்றுக்கொண்டால் போதும் பைபிள் எப்படி தெரியுமா சொல்லுது புத்தி தெளிந்து என்னங்க அந்த உணர்வு வருதுனாவே என்ன அர்த்தம் இப்போ நீங்க ஒரு உணர்வுக்குள்ளே வரையினா உங்களுக்கு அறிவு வருதுன்னு அர்த்தம் உங்களுக்கு அந்த புத்தி வருதுன்னு அர்த்தம் நல்லா கேளுங்க புத்தி தெளிந்துன்னு ஆவியான அங்கே வச்சிருக்கிறார் ஒரு வார்த்தையை புத்தி தெளிந்து அவன் எங்க வரானா தகப்பனிடத்தில் வருகிறான் இப்போ தகப்பனிடத்தில் அவன் வரும்பொழுது உண்மையாகவே அவனுடைய சிந்தை ரொம்ப தெளிவாக இருக்குது என்ன தெளிவாக இருக்குதுன்னா எங்க அப்பாவை விட்டுட்டு போய் நான் பார்த்தேன் எத்தனையோ இடங்களுக்கு போனேன் அங்க எல்லாமே இருக்குதான் ஆனால் அங்க வந்து எங்க அப்பாவுடைய அன்பு இங்க சபையிலிருந்து வெளியில போய் சுத்திட்டு வந்து கேளுங்க எல்லாமே இருக்கு பாட்டு இருக்கு ஆராதனை இருக்கு ஆர்கெஸ்ட்ரா இருக்கும் நல்ல நல்ல அமைப்பு இருக்கு எல்லாமே இருக்கும் ஆனா அங்க என்னமோ தெரியல இங்கே உங்களுக்கு காண்பிக்கப்பட்ட ஆவிக்குரிய முன்மாதிரியின் அனுபவங்கள் இருக்காது அமே எல்லாம் பாடுவான் ஆடுவான் குதிப்பான் கூத்தாடுவான் எல்லாமே இருக்கும் ஆனா இந்த ஆதியில ஆரம்பத்துல கத்தர் உங்களுக்கு இந்த தகப்பன் வீட்டுல இந்த தாய் வீட்டுல உங்களுக்கு வச்சு படிப்பித்து காண்பிச்சு உங்களை உணர்த்தி வழி நடத்தின அந்த அந்த நடத்துதல் உங்களுக்கு அங்க மிஸ் ஆகும் அது உங்களுக்கு என்ன ஆகும் நான் சத்தியத்திற்கு சாட்சியா சொல்றேன் அப்படி மிஸ் ஆகிறத உணர்ந்தவங்க வீ வாட்டி அங்கேயே கிடந்து நான் வீணா போவேன்னு சொல்லாம திரும்பி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க உள்ளுக்கு வந்துட்டாங்க அலையிலூயா நீங்க உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அன்பானவர்களே ஒருவேளை உணராம ஒருவேளை அதற்காக வருந்தாம நீங்க திருந்தாம ஒருவேளை இங்க வந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் மறுபடியும் கொஞ்ச நாள் இருப்பீங்க மறுபடியும் என்ன செஞ்சிருவீங்க இந்த ஒரு தடவை பட்டவங்க அப்புறம் காலத்துக்கு அந்த தப்பை நம்ம செய்ய மாட்டோம் எந்த விஷயத்துல ஒரு முறை பட்டுட்டோமோ அதுக்கப்புறம் அந்த தவறை நம்ம மீண்டும் இப்ப இசலவேலர் வந்து ஆண்டு என்னங்கிறாருன்னா வணங்கா கழுத்துள்ளவர்கள் கடின கழுத்துள்ளவர்கள் கடினமான இருதயம் உள்ளவர்கள் கல்லான இருதயம் உள்ளவர்கள் திரும்ப திரும்ப அவங்களை வந்து கத்தர் வசைபாடினார் அவங்களை திரும்ப திரும்ப கத்தர் குற்றம் சாட்டிட்டே இருந்தார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒப்பு கொடுப்பாங்க மீண்டும் ஒரு அற்புதம் நடக்கும் மீண்டும் ஒரு தலைவன் மாறுவா மீண்டும் நீங்க இசலரை கவனிச்சு பாருங்க நியாயாதிபதிகள் எழும்பும் போதெல்லாம் அவங்க எழும்பும் போதெல்லாம் அதுல விசேஷமா அவங்களுக்கு ஒரு யுத்தம் வரணும் ஒரு பிரச்சனை அம்மோனியர் வழியாகவோ ஏதாவது ஒரு சத்திரிகள் மீதியானியர் வழியாகவோ ஏதாவது ஒருத்தர் வழியா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கத்தரை என்ன செய்வாங்க அதுல அந்த அந்த மீட்கு அந்த மீட்பர் அந்த நியாயாதிபதி அந்த தலைவன் வந்து அவங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லணும் அப்போ அது வரைக்கும் கொஞ்ச நாள் நிற்பாங்க அந்த நியாயாதிபதி போயிட்டான் அப்படின்னா மீண்டும் என்ன ஆயிடுவாங்க பின்வாங்கிறாங்க